Hey guys hello guys welcome back ஹெவியோ பாய்ஸ் ஆனஸ்ட்லி ஒரே நிமிஷம் காய்ஸ் ஹே காய்ஸ் இன்னும் பிரைட்னாகவே இருக்க மாட்டேங்குது சரி பரவாயில்ல இப்படி வச்சுக்கோ ஸோ காய்ஸ் இது வந்து ஒரு evening in my life video இதில் சுவாரஸ்யமே எதுவுமே இருக்காது அண்ட் ஸோ இந்த விழாவை பார்த்துட்டு யாரும் நான் ஈவினிங் படிக்க மாட்டியாடா அப்படின்னு கேட்காதீங்க படிக்கிறதெல்லாம் நான் ஆஃப்டர்நூனே முடிச்சிடுவேன் ஈவினிங் ஜாலியாக இருக்கணும் ம் that's my policy and so இன்றைக்கி வந்து வருஷாஸ்ரீ வந்து சைக்கிள் ஓட்ட போதான் அதுவும் என்னோடய சைக்கிள்லேருந்து வந்து ஓட்ட போதான் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் அங்கேருந்து நான் இங்கே வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு ஓடி வந்து இங்கே நின்றுட்டு இருக்கு நான் இன்னைக்கு தான் நேற்று தான் ஊருக்கு எங்கள் ஊர்லேருந்து வந்தோம் இப்படி தான் அப்பப்போ அதிகம் பேசி சிரமமாக பேசும் கவலைப்படாதீங்க சீ கணக்கு எடுத்துக்காதீங்க அண்ட் சார் நான் எத்தனை டைம் அதை கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ எடுக்கிறது அதனால் போன இது கூட நான் ஒரு ப்ளாக் எடுத்தேன் அண்ட் ஸோ அது என்னால் கொஞ்சம் ஒரு பல ஒரு ஃபோனில் எடுத்தால் பரவாயில்ல நான் நார்மலில் எடுக்கிற ஃபோன் இல்லாமல் பல ஃபோனில் அதை எடுத்தேன்னா அதனால் வந்து கொஞ்சம் அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் வந்து அதை அப்படியே டெலீட் பண்ணி அந்த ஃபைலை கிட்டக்கிட்ட எண்பத்தி நாலு ஜிபி ஃபைலு ரா ஃபைலு அதை மட்டும் அப்படியே டெலீட் பண்ணிட்டேன் கொதிக்குதான் வீடியோ கவரில் வந்து நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வீடியோவில் வரதுக்கு சொல்லிடுறேன் அப்புறமேட்டு வந்து நம்ம உங்களை வந்து பார்க்குறேன் and so cycle first first ஓட்டுதா ஓட்டலையாங்கிறத வந்து பார்க்கலாம் அண்ட் ஸோ யூஆர் வாட்சிங் இன்ட்ரெஸ்டிங் சேனல் இல்லை இல்லை யூ நீங்கள் ஏதோ வாட்சிங் சேனலுங்க சொல்லி நம்ம ஒரு பர்மனண்ட் இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன் மறக்காமல் அந்த இன்ட்ரோ பார்த்துட்டு வந்து வீடியோ பார்க்க வந்துடுங்க அண்ட் ஸோ பாய் சி திரும்ப வரேன் பாய் இல்லை Nice. காற்று அடிச்சு முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன் காய்ஸ் காய்ஸ் அசஸ்ட் சைக்கிள் ஓட்டப்போ தான் ஓட்டாதுன்னு எனக்கு தெரியும் பாருங்க ஸ்டார்டிங் சோதனைகள் ஒரே நிமிஷம் பேக் கேமராவில் வரேன் வாத்தி கம்மிங் ஒத்தே அசி விழுக போது நான் ஜாலியாக தூக்கி விளாட போகிறேன் போ ஆனால் நல்லா ஓட்டுவேன் மட்டும் வாய்க்கிலேயே சொல்கிறது அதான் தெரியாது நீ ஓட்டுறேன்னு சொல்லிட்டு எடுத்து ஓட்டு ஆ இந்த வண்டி சைக்கிளை பார்த்துட்டு தானே காத்துட்டு கொடுங்க ஓட்டுறேன் ஓட்டுறேன்னு சொன்னேன் ஓட்டு கைஸ் ஓட்டுறா கைஸ் வர்ஷா வேகமா போவாட அப்புறம் நிறுத்த முடியாது உனக்கு கால் கீழே எட்டாது வருஷா ஸோ கைஸ் சரி எப்படி ஓட்டிடுச்சு ஸோ வருஷா போய் அப்படியே சுற்றி வா போ ஹேய் வர்ஷா அங்கே போய் அப்படியே ரவுட் இருக்கும் சுற்றி வா சார் வருஷாஸ்ரீ வந்து அந்த வழியாக போக போகுது நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து போய் நின்று வருஷாஸ்ரீ வரல பார்ப்போம் ஸோ ஸ்டெபிலிட்டி ரொம்பவே மோசமாக இருக்கும் அதெல்லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க ஏன் வந்துடா ஆக்சுவலி நான் சொன்னப்போ நம்பவே இல்லை வருஷாஸ்ரீ நான் சைக்கிள் இந்த சைக்கிள் ஓட்டுனேன் ஸோ ஓட்டிடுச்சு ஸ்லோவாக போ ஸ்லோவாக போ கிரேட் வருஷா பாப்பா சரி போட்டோம் நம்ம போய் அப்படியே அண்ணன் பார்ப்போம் சூப்பராக வந்தது சைக்கிள் ஓட்டுது அண்ட் ஸோ நம்ம வசாசிரியை கொஞ்சம் பயன்படுத்துவோமா இல்லை இக்னோர் பண்ணுவோமா ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணலான்னு தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வசாசிரி வந்து சைக்கிள் ரவுண்ட் விட்ட போயிடுச்சு வெயிட் பண்ணுவோம் அண்ட் ஸோ காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பூஸ்ட் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம் அண்ட் ஸோ வச்சுருந்தோம் இப்போ வச்சுருக்கோம் அண்ட் ஸோ அந்த சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது நான் நான் வந்து ஃபோன் நான் வைக்க மாட்டேன் அண்ட் ஸோ நீங்கள் போய் அதை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் எதிர்பார்க்க முடியாத வருஷம் வந்துடுச்சு போ போ ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எதிர்பார்க்க முடியாது நான் வந்து அங்கேயும் பின் பண்ண மாட்டேன் அங்கேயும் நான் பின் பண்ண சொல்லிக்கலாம் அண்ட் ஸோ இங்கே அது பேர் என்ன நம்ம சே சேனல் ஹோம் பேஜ் இருக்குல்ல அதோ இது எப்போனாலும் தெரில அதுக்கும் நான் சோம்பேறி தான் எங்கேயோ வச்சுருந்தேன்னா இங்கே ரெண்டாவது இந்த எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் இருக்குல்ல அந்த சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பூஸ்ட் இருக்கும் அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் அதில் வருது அண்ட் ஸோ அது வந்து ஒரு டெக்னிக்கல் சேனல்னு கூட சொல்லிக்கலாம் டெக்னிக்கல்னால் டெக்கு சம்மந்தமாக வராது டெக்னிக்கல் சேனல் இந்த மாதிரி விலாகிங்ஸு நம்ம போடுற மாதிரி அட்ராசிட்டி வீடியோஸ்லாம் அதில் வராது அண்ட் ஸோ அதில் full and full informative videos மட்டும்தான் வரும் அண்ட் ஸோ அதை வந்து இன்னும் டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே வந்து அது நல்லா டெவலப் பண்ணிடுவோம் ஹண்ட்ரடு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்ஸாக அது கொண்டு போயிடுவோம் அண்ட் ஸோ எங்கள் டீம் வந்து அதுக்கு வந்து இப்போயே கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஸோ நான் வீடியோவும் அதுக்காக ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் ஸோ கூடிய விரைவில் வந்து நீங்கள் அதில் வந்து வீடியோவும் பார்க்கலாம் அண்ட் ஸோ <laughs> சைக்கிளை ஓட்டும் போது கூட கீழே விழுவல சைக்கிளை வந்து நிறுத்தும் போது கீழே விழுந்துருச்சு வருஷா என் சைக்கிள் பாகம் சரி விழுந்துருச்சுன்னா வந்து நிறுத்தி இறங்கிறதுக்கு பதிலாக அப்படியே படுத்துக்குச்சு ஒரே நிமிஷம் இல்லை இல்லை அந்த சைக்கிள் தூக்கி நிறுத்திடுச்சு போதுமா நிறுத்திடுறியா ரெஸ்ட்டு ஆ சரி okay and so guys Varsha cycle ஓட்டுட்டோம் அண்ட் ஸோ அப்புறமேட்டு நான் ஓட்டிக்கிறேன் வேணாம் வருஷா எனக்கு சைக்கிளே கொடுக்க மாட்டேங்குது ஓட்டட்டும் நம்ம அதுங்களை வந்து எங்களோட கார்டனை வந்து சுற்றி காமிக்கிறேன் வாங்க கார்டனை சுற்றி பார்க்க போகலாம் கார்டன் பார்க்கலாம் அண்ட் ஸோ செடி வாய மூட்டிட்டு வெளியே வா வருஷா நான் கஷ்டப்பட்டு டைலாகெல்லாம் மெமரி பண்ணி வச்சுருந்தேன் வருஷா குறுக்கால பேசி மறக்க அடிச்சிச்சு பேசக்கூடாது நீ அண்ட் ஸோ காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா பிஸ்கஸ் செடி ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிஸ்கஸ் வந்து அங்கே உள்ளே இருக்குது அண்ட் ஸோ இது வந்து சிங்கிள் ஹைபிஸ்கஸ் இல்லை இது வந்து நிறையா ஹைபிஸ்கஸ் மாதிரி ஒட்டுக்கா கம் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும் அண்ட் ஸோ இது வந்து அடுக்கு அடுக்கு அடுக்கு செம்பருத்தி நம்ம பேர் வச்சுக்கலாம் ஸோ திஸ் இஸ் அடுக்கு செம்பருத்தி அண்ட் um, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் இதுக்கு பேர்லாம் என்னன்னு தெரியல பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம வந்து ஆரஞ்சு செடி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இது வந்து எங்கள் செடி சி எங்களுடைய வீட்டுக்கு வெளியே நாங்கள் வச்சுருக்கோம் அண்ட் ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்பீக்கர் பூச்செடி ஸ்பீக்கர் பூச்செடினா அது வந்து ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் அந்த பூ இருக்கும் அண்ட் ஸோ அந்த பூ நான் ஃபோட்டோ எடுத்து வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் எடுத்து வச்சுருந்தேன்னா வந்து நான் உங்களுக்கு வந்து அதில் ஆட் பண்ணுறேன் அண்ட் ஸோ இது வந்து ஊசி மல்லி செடி ஸோ நிறைய பேர்த்து தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து ஊசி மல்லி செடி and so this is rose அது வந்து மணத்தக்காளி கீரை செடி அதாவது சுக்குச்சி சுக்குட்டி கீரை நான் வந்து மணத்தக்காளி கீரை தான் நான் பேர் வச்சுருக்கேன் அண்ட் ஸோ அது வந்து கோயம்புத்தூர் பாஷையில் சொல்லணும் அது வந்து சுக்குட்டி கீரை அண்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி செடி பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இதுவும் அதே செடி தான் அதே சுக்கிட்டி பழ செடி தான் ஸோ இது வந்து இது என்னது இரு வருஷம் இதுக்கு பேருங்க ஆயுஷு ஏதோ சொன்னாங்களே உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இது வந்து ஒரே செடி தான் இது என்ன செடினா என்ன செடி இது என்னது ஹைக்ரோஸ்னு வருஷாஸ்ரீ பேர் வைக்கலாம் ஒன்ஸ் இதோட பேர் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ நல்ல பேருங்க மறந்துட்டேங்க எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி அது நல்ல பேருங்க ஆனால் நான் மறந்துட்டேன் இது என்ன செடி என்ன செடி என்ன செடி என்னென்ன செடி என்னென்ன செடி என்ன என்ன என்ன செடி இது what is the name of this செடி சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நான் வீடியோ மூடி எடுத்துக்கலாம் நான் சொல்லிடுறேன் வீடியோ மூடி எடுத்துக்குள்ளே நான் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் ருபீஸ்க்கு நான் சாக்லேட் வாங்கி தரேங்க நீங்கள் என்னை நேரில் பார்த்தீங்கன்னா அப்புறம் நேரில் பாட்டு வாங்கி தரலாம் கேட்கக்கூடாது அது வேறு விஷயம் ஸோ இது வந்து ஜாதி மல்லி செடி அண்ட் ஸோ அப்படிக்கா இப்படி திரும்பி வந்தோம்னா இதுவும் வந்து ஒரு செம்பருத்தி இதுவும் வந்து ரெட் கலர் சின்ன ஒரே செம்பருத்தி வரும்ல அது வந்து இந்த செம்பருத்தி அண்ட் ஸோ இது வந்து புங்க மரம் இது வந்து துளசி செடி இங்கே வந்து இன்னொரு புங்க மரம் இருக்குது அண்ட் ஸோ இங்கே வந்து மருதாணி செடி இருக்குது அண்ட் ஸோ இங்கே வந்து ஒரு ஒயிட்டி ஆரஞ்சு ஒரு செம்பருத்தி செடி அண்ட் ஸோ இது வந்து அது அங்கே பார்த்த மாதிரி அது ஒரு இது வந்து ஒரு நார்மல் செம்பருத்தி செடி அண்ட் ஸோ இது பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சுருந்தாலும் நாங்களும் யூஸ் பண்ணிக்குவோம் அண்ட் ஸோ திஸ் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ செடி ஆக்சுவலி அப்படின்னு தான் நான் பேர் வச்சுருக்கேன் இதோட பேர்லாம் எனக்கு தெரியாது ஸோ இதுவும் வந்து ஒரு செம்பருத்தி செடி தான் ஆனால் வந்து இதில் வந்து பூ காய் பூ இல்லை இலையெல்லாம் காஞ்சி போயிடுச்சு ஏன்னு தெரில அண்ட் ஸோ இது வந்து ஒரு குண்டுமல்லி செடி அந்த கருவேப்பிலை அந்தாண்ட பார்த்திங்கன்னா ஒரு அரளி செடி அதுக்கப்புறம் வந்து ஒரு பப்பாயா அண்டை வந்து ஒரு சுண்டக்காய் செடி இருக்குது அண்ட் ஸோ இங்கே வந்து வருஷாசிரி வந்துட்டு ஒரு செடி வந்து நாங்கள் வ வளர்த்திக்கிட்டு இருக்கோம் அண்ட் ஸோ அதுதான் இந்த வருஷாசிரி செடி அண்ட் ஸோ அவ்வளோதான் எங்களுடைய தோட்டமானு பார்த்தீங்கன்னா தோட்டமானு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை இன்னொரு தோட்டமும் இருக்குது அது தோட்டம்லாம் சொல்லக்கூடாது அது வந்து ஒரு பேக் யார்டு பேக் யார்டுன்னு வச்சுக்கலாம் அண்ட் ஸோ வருஷா வெளியே வந்துரு வெளியே வா வருஷா வெளியே வா என் பின்னாடி வா அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அது அண்ட் ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ அங்கேருந்து உப்பு தண்ணி வருமா அந்த உப்பு தண்ணி வந்து அந்த இடத்துல நான் வந்து ஓஸ் போட்டு வச்சுருக்கேன்னா அங்கேருந்து அப்படியே கீழேருந்து வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றும் அப்படியே இங்கெல்லாம் வந்து மாடு ஏறி மிதிச்சு வச்சுருக்கு அண்ட் ஸோ அங்கேருந்து அப்படியே தண்ணி அதை க்ளீன் பண்ணி வைக்கணும் அந்த விலாக் நான் எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஸோ அப்படியே இங்கே தண்ணி வரும் இங்கேருந்து ஒரு ம மருதாணி செடி அண்ட் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் செடி இருக்குது இது வந்து ஒரு மஞ்சள் செடி இதுக்கு மஞ்சள் அரளியம்மாங்க ஆனால் எங்கள் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து மஞ்சள் பூச்செடின்னு தான் சொல்லுவோம் நான் சொல் ஃபஸ்ட்டாக பேசுறது எதுக்கு மாதிரியாக பேசினா தான் ஜாலியாக இருக்கும் அப்படியே தண்ணி அப்படியே சொர சொரணும் இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மிளகா செடிகள்லாம் இருக்குது ஆ ஆ வரிசையாக மிளகா செடி இருக்குது ஸோ இங்கே மருதாணி செடி இருக்குது அண்ட் ஸோ இங்கே வந்து வேப்ப மரம் சின்ன மரம் இருக்குது அண்ட் ஸோ அது பார்த்தீங்கன்னா அது பெரண்டை கீழே வச்சுருக்கோம் பெரண்டை நிறைய இருக்குது வேணா வந்து ஒரு கிலோ கிலோ எண்பது ரூபா வந்து வாங்கிக்கலாம் எங்கள் வீட்டில் அண்ட் ஸோ கோயம்புத்தூரில் தான் இருக்கிறோம் அட்ரஸ்லாம் கேட்காதீங்க அண்ட் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் என் அட்ரஸ் தெரியும் அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து வேப்ப மரம் சி முருங்கை மரம் முருங்காய் இல்லைன்னு பார்க்காதீங்க முருங்காய் இல்லை ஏன் இல்லைன்னா அதுக்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் எங்களால் அதுக்கிட்ட கேட்க முடியல ஏன்னா அதோடைய பாஷை வந்து எங்களுக்கு தெரியாது சரி வெளியே வரீங்களா ஆ திஸ் இஸ் முருங்கை மரம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாயந்தரம் பகல் எப்போனாலும் வந்து இங்கே உட்காந்தோம்னாலும் எப்போவுமே நிழல் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்த இடம் தான் இப்போ வந்து இதில் பார்த்துட்டு திஸ் இஸ் தட் பிளேஸ் எங்கன்னா இந்த இந்த மஞ்சள் பூச்செடி இருக்குல்ல மஞ்சள் பூச்செடி இருக்குல்ல அதாவது மஞ்சள் அரளி இருக்குல்ல அந்த செடிக்கு பக்கத்தில் ஏதோ இந்த இடம் தான் அண்ட் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த நிழல் இருந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சு வருஷம் உட்காரு அதனால் வந்து ஏய் மரத்து மேலே இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்படியே தான் உட்காந்துக்குவோம் ரியாக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது பேசக்கூடாது விளாக்னா விளாக் மாதிரி இருக்கணும் நீ டிவி சேனலில் பேட்டி கொடுக்குற மாதிரி சொல்கிற என் சேனலில் பார்க்கதே வெறும் பத்து பேர் அந்த பத்து பேரையும் நான் தான் பார்க்க வைக்கிறேன் அதனால் வந்து நீ எதுவும் பண்ண வேண்டாம் வருஷா என்ன அந்த பத்து பேர்த்துக்குமே இந்த வீடியோ எங்கெங்கிறது எது எதெல்லாம் இருக்குன்னு தெரியும் வருஷா ஆ வருஷம் தான் பார்க்குமாங்க அப்போ நீ பதினோராவது ஆள் அண்ட் அன்சோ அண்ட் எத்தனை வேணாலும் நான் எடுக்கிறேங்க ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு தான் முடையான முடையாக இருக்குது ஏன்னா அது எடுக்கணும் சாஃப்ட்வேரில் இன்ஜெக்ட் பண்ணணும் அது அப்படி அவ்வளோ வேலை இருக்குது அண்ட் ஸோ எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் வேணுமானு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஸோ ஒருத்தருக்கு நான் எடிட்டிங்கே சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் எடிட்டிங் டுட்டோரியல்னால் சும்மா பிளா பிளாக்கி வந்து நான் சும்மா ஒரு பேசிக் நாலேஜ் சொல்லி தருவேன் அந்த பேசிக் நாலேஜ் வந்து அந்த கேட்குறவங்களுக்கு வந்து தெரியும் அதனால் வந்து நான் இது சொல்லி தரல எடிட்டிங்னால் நீங்களே கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நிறையா நிறைய இன்னோட்டு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ யார்கிட்டையுமே எடிட்டிங் கற்றுக்காதீங்க ஸோ டவுட்னா இப்போ யூடியூப்பில் பாருங்கள் இல்லை கூகுளில் வந்து தேடி பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியும் அண்ட் ஸோ ஃபோர் கே வீடியோவாக இது மறக்காமல் ஃபோர் கே வீடியோவாக இருந்தால் ஃபோர் கேயில் பார்க்காதீங்க ஏன்னா நான் வந்து த்ரீ ஜிபி சம்திங்க்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் அண்ட் ஸோ த்ரீ ஜிபிக்கு அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபோர் கேயில் வச்சு பார்த்தீங்கன்னா த்ரீ ஜிபி வந்து காலி ஆகிடும் என்கிட்ட நெட் இருக்கிறதுனால நான் அப்லோட் பண்ணுறேன் உங்ககிட்ட நெட் இல்லைன்னா கம்மியான டேட்டா சேவரில் வச்சு பாருங்கள் அண்ட் ஸோ இது வந்து ஒரு ஈ ஈவினிங் என் மை லைஃப் வீடியோவில் இப்போ தான் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஈவினிங் போக போக நீங்கள் பார்க்கலாம் இல்லாட்டி நான் வந்து இப்போயே கூட என் கார்டு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அப்புறமேட்டு எடுக்க முடியலன்னா அங்கே நாங்கள் வந்து ஊரில் சேலம் போயிருந்தோம்னா அங்கே வந்து ஒரு விளாக் எடுத்தேன் ஆடு மேய்க்கிற விளாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாலு நாள் வந்து அந்த விளாக் இழுத்துக்கிட்டே போச்சு ஸோ எண்டு கார்டே போடல இன்னும் அதனால் வந்து அந்த அதான் சொன்னேன்ல முன்ன ஒரு பிளாக் எடுத்தேன் எயிட்டி ஃபோர் ஜிபி ஃபைலு நான் தான் அங்கே ஆடு மேக்கர்லாம் சூஷியம் சொன்னேன் அதை நான் தான் சொல்லிட்டேன் சொன்னேன் இப்போ தான் வந்து ஸோ வருஷாட்ட சண்டை போட்டு நான் ஃபோனை வாங்கிட்டேன் அண்ட் ஸோ வருஷா பேசினதெல்லாம் உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப்பில் பேசி வந்து கிட்ஸ் ரைஸ் ரைட்ஸை வாங்கி நான் வந்து வீடியோ போடுறேன் அண்ட் ஸோ வர்ஷா பேசின வீடியோவை யார் யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஸோ வீடியோ போடலாமா வேணாமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன வேறு என்னங்கிறது வந்து அப்பப்போ பார்க்கலாம் கோச்சிக்கிச்சான் என்கிட்ட இருந்து நான் வந்து ஃபோனில் நான் உங்ககிட்ட இருந்து டைலாக் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் வந்து குறுக்கால வந்து பேச ஆரம்பிச்சு அங்கே இங்கே இங்கே உட்காந்து பேச ஆரம்பிச்சு ஃபோனை பிடுங்கிட்டு போயிடுச்சு போய் போய் அங்கே இங்கே எங்கே எங்கே எங்கெங்கேயோ சுற்றி திரும்ப வந்து இங்கே பார்த்தீங்களா பித்தி மாமா இருக்காங்க நான் பித்தி மாமா இழுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்குது என்ன கோவம் வந்துச்சு தெரியவா எனக்கு என்ன பண்ணுறது லாகுக்காக அப்படியே பிடிச்சி உட்கார வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வந்து வருஷா வீடியோ பார்க்க மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன் வீடியோவில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அப்படியே இப்போ வருஷா அப்படியே காமிச்சிடலாம் பேக் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன் நினச்சி உள்ளே ஓடி போயிடுச்சு அன்சர் வந்து இதை வந்து எடிட் பண்ணி வைக்கணும் அதாங்க பெரிய தொல்லையாக இருக்குது அதனால தான் ஒரு சிங்கிள் ஷாட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் முன்ன வருஷம் எடுத்தது தான் எடுத்தது அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் போய் பா வேணா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்புறம் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த விலாக் வந்து அன்றைக்கே முடிஞ்சிருச்சு அண்ட் அந்த விலாக் எடுத்து மூணாவது நாள் இன்றைக்காச்சு ஆச்சு அண்ட் ஸோ இன்றைக்கி தான் வந்து வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் ஸோ நாளானிக்கு வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன் அண்ட் ஸோ நாளானிக்கு எந்த நாள்னு தெரியாது நான் நீங்கள் பார்க்குறதுக்கு ஆறு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது அண்ட் ஸோ அவ்வளோதான் இந்த விலாக் வந்து அப்லோட் முடிஞ்சிருச்சு இது வந்து சும்மா என் கார்டுக்காக நான் இது போடுறேன் அப்போ என் கார்டு போட்டேனா தெரில இப்போ தான் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரே நிமிஷம் காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடிட்டிங் இருக்கேன் யா நீங்கள் வந்து பார்ப்பீங்க சீக்கிரமாக வர்ஷா பேசினது வந்து தனியாக வீடியோவாக வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து யூடியூப்கிட்ட பர்மிஷன் வாங்கி நம்ம போடலாம் வேணா பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் பர்மிஷன் வாங்கி போடுறேன் அது வரைக்கும் டாட்டா bye bye see you friends டாட்டா